ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் நைன் த்ரீ நைன் சாரியுடைய நம்பர் நைன் த்ரீ நைனுங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்கே க்ரீனில் லைட் கலரில் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்டு காப்பர் ரெண்டு டெஸ்ட் சரியிலையுமே இருக்குங்க பல்லுள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு காப்பர் சரியில் இருக்கும் பல்லுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா லாவெண்டர் அண்ட் லைட்டு பிங்க் என்ன இருக்குது அப்படின்னா மிக்ஸ் ஆகிருக்கும் வார்ப்பு விஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் வரும் தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து பியூரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளும் வந்து சில வீடியோஸில் வந்து எப்படி இது பியூருங்கிறத செக் பண்ணணும் செக் பண்ணும்போது எந்த மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா அது பியூர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோஸ் கூட ரெஃபரன்ஸாக எடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் sari number nine four zero body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா சாண்டில் கலர்லேயே லைட் கலராக இருக்கும் பல்லு அண்ட் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டலுங்க பேஸ்டல் கலரில் இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும் புட்டாஸ் வந்து சில்வர் அண்டு கோல்டு இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் இருக்கும் பல்லுவில் மேக்ஸிமம் உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் சரி வருங்க சாரியுடைய price six thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் இந்த சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து புக் ஆகும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வரும் நம்ம ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிகிட்டே வருவோம் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களது ஓல்டு மெசேஜஸ்லேயே இருக்கும் ஸோ சீக்கிரமாக பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari grey colour light கிரேயில் இருக்கும் இதில் காப்பர் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டர் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் பல்லுவன் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூ கலரில் இருக்குங்க சாரி நம்ம நைன் ஃபோர் ஒன் அடுத்து நம்ம பார்க்குறது நைன் ஃபோர் டூ பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர்லேயும் பாடி ஆஃப் சரின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் அண்ட் லைட்டாக எல்லோ மிக்சிங்கில் இருக்கும் அதாவது க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் ஆனதில் இருக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் ஜரிலையும் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஹரிசாண்டலாக த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடுது கோல்டு ஜரிலேயே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு அதாவது டிரான்சாக்ஷன் ஐடி இல்லைனா யூடிஆர் நம்பர் இல்லைனா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari radium green கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலரில் இருக்குங்க sari number nine four three next sari number nine double four பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர்லேயும் body of sari light blue கலர்லேயும் இருக்குங்க கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்டட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவ் பாடி ஃபுல்லாகவுமே வருதுங்க இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க சேரீயில் ப்ளவுஸ் பாடி ஆஃப் சேரீ பல்லு பல்லுவில் வரக்கூடிய டசஸும் சேர்த்து உங்களுக்கு இதோடைய லென்த்து வந்து six point one to six point two meter இருக்குங்க width of the sari forty five point five inches above இருக்குங்க sari number nine four five ப்ளவுஸோடைய லென்த்துன்னு பார்த்துட்டிங்கன்னா பாயிண்ட் செவன் மீட்டருக்கு எக்ஸ்ட்ரா தாங்க இருக்கும் nine four five body of sari mustard yellow கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பேரட் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாகவே காப்பர் டெஸ்ட் சரியில் இருக்குங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் அண்ட் இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க சின்னதாக த்ரெட்டு தெரியறதாகட்டும் புட்டால் லைட்டாக விலகி இருக்கிறதாகட்டும் சரி இருக்கக்கூடிய இடத்துலையும் அதே மாதிரி தாங்க ஸோ ஹேண்ட்லூம் மே மார்க்ஸ் வந்து இல்லாமல் கண்டிப்பாக ஹேண்ட்லூம் சாரீஸ் இருக்காதுங்க நெய்யறவங்களை பொறுத்து வீவோஸை பொறுத்து அந்த சாரியுடைய குவாலிட்டி இருக்குங்க sari number nine four six பல்லுவன் ப்ளவுஸ் பேஸ்டலுங்க பேஸ்டல் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் தாங்க இருக்குது பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்குது சாரியுடைய number nine four six body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான um, ஒரு ஷேடு தான் அதுவுமே பேஸ்டல் ஷேடு தான் டீல் ப்ளூ மாதிரி இருக்குங்க sari number nine four seven body of sari lavender colour light colour pallu and blouse ink blue colour nine four seven பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் ஜரிலையும் அதுக்குள்ளே இடையில மீனா ஒர்க்குக்கு நம்ம சில்வர் டெஸ்டட் ஜரியும் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் sari number nine four eight pallu and blouse peacock blue கலர்லேயும் இது பீகாக் ப்ளூங்கிறத விட இது பீகாக் க்ரீன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா க்ரீன் டோனில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரில் இருக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாக வருதுங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்தாலோ மட்டும்தாங்க ரிட்டர்ன் வந்து பாசிபிள் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு சேரீயுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு தாங்க வருது ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு தான் நம்ம கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் உங்களுக்கு இந்த சாரீஸில் ஏதாவது பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்